ஃபர்ஸ்ட் டைம் வாழ்க்கையில் டைரி எழுதுகிறேன் கடைசியில் என்ன எழுத வச்சிட்டாங்களே ஒருத்தன் யார்கிட்டையும் பேசாமல் மூஞ்ச உம்முன்னு வச்சுட்டு இருந்தான்னா அவன் ஏதோ ஒன்றுக்கு அடிக்ட் ஆயிருக்கான்னு அர்த்தம் நான் பத்தாம் கிளாஸ் பையன்தான் ஃபிலோசஃபிலாம் பேச தெரியாது ஆனால் என் சின்ன லைஃப்பில் ஒரு சின்ன டேர்ன் நடந்துச்சு அதோட இம்பேக்ட் என்னை விட்டு இன்னும் போகல போகுமான்னு தெரில என்னடா அவன் ஃபஸ்ட் சீன்லேயே படிச்சுட்டு இருக்கான் பெரிய படிப்பாளியாக இருப்பானோலாம் நினச்சி பார்க்காதீங்க இப்போ பாருங்களேன் என்னை சுற்றி இருக்கிறவங்க வேணால் படிப்பாங்க ஆனால் நான் ஒரு டெக் அடிக்ட் ஃபோனும் கையுமா தான் சிரிவேன் அப்படி போன என் லைஃப்பில் தான் நான் சொன்ன அந்த சின்ன டேர்ன் நடந்துச்சு அது என் லைஃபே மாற்றுச்சு ரொம்ப பில்டப் கொடுத்து ஜீவியம் படம் மாதிரி ஆக்கிட்டேன்ல எனக்கு இன்னொரு பிரச்சனையும் இருக்குது ஃபோன்லேயே இருக்கிறதுனால எனக்கு எல்லா விஷயங்களும் கொஞ்சம் காமிக்கலாக தான் தெரியும் அதை மட்டும் கொஞ்சம் சகிச்சுக்கோங்க இப்படி தாங்க என் டெய்லி லைஃப் போகும் ரோட்டில் பாட்டு கேட்டு நடந்து போவேன் யார் என்ன சொன்னாலும் கண்டுக்க மாட்டேன் வீட்டில் இருக்கனோ இல்லையோ முக்காவாசினாலும் கேம் சென்டரில் இருப்பேன் அஞ்சு வருஷம் ஆச்சு கேஸ்பரை வாங்கி இன்னும் நான் அதுக்குள்ளே விளாட்ல பாவம் கேஸ்பர் யார் வீட்டு காம்பவுண்ட் செவருன்னு பார்க்காம சாஞ்சு ஃபோன் பார்த்துட்டு வீட்லேயே நான் எப்படின்னா ஸ்கூலில் எப்படி இருப்பேன்னு சொல்லவா வேணும் ஆனா இன்னைக்கு என்னன்னு தெரியல ஒரு மூணு பசங்க கிரிக்கெட்டை பற்றி பேசிட்டு இருந்தாங்க எனக்கும் பேசணும்னு தோணுச்சு ஆனா நான் ஒரு கான்வர்சேஷன்ல இன்வால்வ் ஆயிக்கணும்னா ஒரே ஒரு டாபிக் தான் ஃபோன்ல கிரிக்கெட் விளையாடுவீங்களா ஃபோன்லலாம் விளையாட மாட்டோம் அதோட நல்லா ஒரு ஃபுட்பால் கேம் இருக்கு விளையாடுவீங்களா அதில் கிராஃபிக்ஸ் எப்படி இருக்கும் தானதோ தானதோ தானதோ தானதோ தானதோ தானதோ கேம்ஸ்லனா என்னென்ன கிரிக்கெட்லேயும் சரி ஃபுட்பால்லையும் சரி யாரும் என்ன அடிச்சுக்க முடியாது ஆனால் கேம்ஸ் பீரியட்னு வந்தால் நான் பாட்டு ஒரு மூலையில் உட்காந்து அவங்க விளையாடுறத வேடிக்கை பார்த்துட்டு கேம்ஸை விட்டா நான் இன்ஸ்டாகிராம் தான் பார்த்துட்டு இருப்பேன் அப்படி ஒரு நாள் நான் இன்ஸ்டாகிராம் பார்க்கும்போது ஸ்ரீகாந்த் ஒரு மெசேஜ் அனுப்பினான் அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணோன்னு நான் கேட்கல அதோட ரிசல்ட் அடுத்த நாள் நான் கிளாஸுக்கு வெளியில ஆனால் அதுவும் நல்ல விஷயந்தான் ஏன்னா என் லைஃப்பில் நடந்த அந்த டேர்னுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருந்துச்சு அப்போ தான் நான் அந்த பொண்ணை மீட் பண்ணேன் சம்யுக்தா இல்லை ஏன் வெளியே அதுவா ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணல மேத்து நானும் தான் இங்கிலீஷ் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணல ஓ ஏன் தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்திருந்தாங்களா அவங்க கூட அப்படியே பேசி டைம் போயிடுச்சு நீ அப்படியே நேற்று ஃபோனில் விளையாண்டு இருந்தேன் டைம் போயிடுச்சு ஃபோனா ஏன் நீ யூஸ் பண்ண மாட்டியா அம்மா அப்பா வாங்கி கொடுக்கல நானும் கேட்கல ஸ்டடீஸ்லேருந்து டைவர்ட் ஆயிடுவோம் பயமா சி ஃபோன் டெக்னாலஜி இதெல்லாம் தாண்டி எவ்வளோ இருக்குது இதிலலாம் மாட்டிக்கிட்டோன்னா வெளியே இருக்கிற நிறைய விஷயங்களை பார்க்கவே முடியாது என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு யாராவது என்கிட்ட ஃபோனை பத்தி தப்பா பேசினாங்கன்னா சண்டை போட ஆரம்பிச்சிருவேன் கோர்ஸில் யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்த ஃபோன் அவகிட்ட காமிச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே என்னடா ஆக போகுதுன்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபோர்ஸில் சண்டை போடலான்னு நினச்சேன் அப்போ தான் அவள் லைஃப்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டா சரி லைஃப்னா என்ன அப்படின்னு கேட்டதுக்கு இப்போ நீ என் கூட வா என்னங்க வா என் மண்டையில் நிறைய கேள்வி வந்துச்சு இப்போ நான் எதுக்கு இவ கூட சண்டை போட்டேன் இப்போ எங்கே கூட்டு போக போகிறா இப்போ திடீர் திப்புன்னு கிளாஸ் விட்டு போகிறோமே ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா சரி பார்த்துக்கலாம் விட்டுருவேனா நான் போகிற வழியில் கூட ஃபுல்லாக சண்டை போட்டு வந்தேன் பட் அப்போ தான் நான் அங்கே ஒரு விஷயத்தை பார்த்தேன் சந்தோஷம் கூட உனக்கு கிடைக்கிறது இல்லையா ஃபோன் கம்ப்யூட்டர்ன்ற சின்ன உலகத்துலேயே வாழ்ந்துட்டுருக்க என்கிட்ட என்ன லைஃப்னு கேட்டது லைஃப் ரொம்ப நேரமாக வாய்ஸ் ஓவரே இல்லைல்ல அவகிட்ட நான் லைஃப்னா என்னென்னு ரொம்ப நேரமாக கேட்டேன் அவள் பதில் சொல்லலை ஆனால் எனக்கு பதில் கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபோன் கம்ப்யூட்டர் அது பக்கம் போயிட்டேன் அந்த பசங்களை பார்க்கும்போது ஒரு படம் பார்த்த ஃபீல் வந்துச்சு குறும்படம் என்ன லைஃப்டா இது